சென்னை ஆதம்பாக்கத்தில் மூதாட்டி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அம்பரலா சீரியல் கில்லர் எனப்படும் சக்திவேல் பிடிபட்ட திகிலான தகவல்களை சென்னை கூடுதல் ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹா தெரிவித்துள்ளார் இதில் வந்து அவங்க நிறைய ரெக்கி பண்ணுறான் அந்த அக்யூஸ்ட் இதில் ஒரு எங்களுக்கு பெரிய சவாலாக என்னன்னா இவர் வந்து எம்ஓ கிரிமினல் கிடையாது எம்ஓ கிரிமினல் இருந்தால் ஃபோட்டோ எடுத்து ஏதோ ஃபோட்டோ கிடைச்சா உடனே மேட்ச் பண்ணி பார்க்கலாம் இவர் மேலே ஏற்கனவே எந்த கேஸ் கிடையாது இதுகுறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிடிபட்ட அம்ரல்லா சீரியல் கில்லர் சக்திவேலுக்கு எம்ஜிஆர் நகரில் நடைபெற்ற கொலை மற்றும் தற்போது ஆதம்பாக்கத்தில் நடைபெற்ற கொலை என இரண்டு சம்பவங்களில் மட்டுமே தொடர்புள்ளது என விளக்கமளித்தாா் இந்த வழக்கின் விசாரணையில் தங்களுக்கு மிகவும் சவாலாக இருந்தது சக்திவேல் ஒரு எம்ஓ கிரிமினல் கிடையாது என்பதுதான் என குறிப்பிட்ட அவர் சக்திவேல் பெரும்பாலும் தனியாக இருக்கும் வயதான பெண்களை குறித்து வைத்துதான் தன்னுடைய வேலையை காட்டியுள்ளார் என சுட்டிக்காட்டினார் எம்ஓ கிரிமினல் எனப்படுபவர் ஏற்கனவே இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு போலீசாரின் கண்காணிப்பில் உள்ளவர்கள் என்பதாகும் இவர் வந்து எம்ஓ கிரிமினல் கிடையாது எம்ஓ கிரிமினல் போட்டோ எடுத்து ஏதோ ஃபோட்டோ கிடச்சா உடனே மேட்ச் பண்ணி பார்க்கலாம் இவர் மேலே ஏற்கனவே எந்த கேஸ் கிடையாது அதனால் ரொம்ப ரெட்டிகுலஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் கண்டுபிடிச்சோம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏஜ் லேடிஸ் வீட்டில் தண்ணி இருக்கும்போது நார்மல் என்ட்ரி ஃபோர்ஸ் என்ட்ரி கூட பண்ண மாட்டாங்க எப்படியாவது வந்து சைலண்ட்டாக உள்ளே போய் வெயிட் பண்ணி கால் இல்லாத நேரத்தில் மேலும் மற்ற கொலையாளிகளைப் போல ஒருவரின் வீட்டிற்குள் வற்புறுத்தி நுழையாமல் நார்மலாக அவர்களிடம் பேச்சு கொடுத்து அவர்களின் நம்பிக்கையை பெற்று வீட்டிற்குள் சக்திவேல் சென்றதாக திகில் தகவலையும் அவர் கொடுத்துள்ளார் இவ்வாறு வீட்டிற்குள் நுழையும் சக்திவேல் காயமே இல்லாமல் ஏதாவது துணி உதவியை கொண்டு அவர்களின் மூச்சை நிறுத்தி எளிமையாக கொலை செய்கிறான் என்றும் அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார் இதுபோன்ற சக்திவேலின் செயலால் கொலை செய்யப்பட்டார்கள் என்பது சம்பவ இடத்தில் தெரியாது என கூறிய ஆணையர் பின்னர் போஸ்ட்மார்ட்டம் செய்யும் போது கொலை செய்யப்பட்டவர்கள் மூச்சு திணறி உயிரிழந்தார்கள் என்பது தெரியவரும் என தெரிவித்தார் ஏதாவது ஒரு பில்லோ வச்சு அல்லது வேற ஏதாவது சாஃப்ட் ஐட்டம் வச்சு ஸ்மோதரிங் பண்ணுவோம் சஃபோகேட்டிங் அதனால் அப்படி பார்த்தா இன்ஜுரிஸ் தெரியாது ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் எஸ்பிக்ஸேஷன் தெரியும் இதே மாதிரி கே கே நகர் அந்த எம்ஜிஆர் நகர் கேஸில் பார்த்தீங்கன்னா இவருடைய வீடு அந்த எஸ்ஓசி இருந்தால் ரொம்ப பக்கமாக இருந்தது எம்ஜிஆர் நகரில் நடைபெற்ற சம்பவம் சக்திவேலின் வீட்டின் அருகில் இருப்பதால் பெரிதாக சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பெறவில்லை என கூறிய அவர் ஆனால் ஆதம்பாக்கத்தில் சம்பவம் நடைபெற்ற போது ஏற்கனவே நடந்த எம்ஜிஆரின் நகரின் கொலையிலும் இதிலும் மோட் ஆஃப் ஆபரேஷன் ஒத்துப்போவதால் துரித நடவடிக்கை மேற்கொண்டு சக்திவேல் கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவித்தார் இப்போ முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஏன்னா கரெக்ட் முன்னதாக இரும்பு சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டு வரும் சக்திவேல் ஆதம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் வேலைக்கு சென்றபோது வீடுகளை நோட்டம் விட்டு கொலை நடந்த வீட்டை தேர்வு செய்துள்ளார் என்ற தகவலையும் அவர் வெளியிட்டுள்ளார் கொள்ளையடிக்கப்பட்டதில் நாற்பத்தைந்து சவரன் முழுவதுமாக கைப்பற்றப்பட்ட நிலையில் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தில் சக்திவேல் ஒரு லட்சத்தை செலவு செய்துள்ளார் என்றும் விசாரணையில் அது குறித்த கூடுதல் விவரங்கள் கிடைக்கும் என தெரிவித்தார் militar